நண்பன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு தெரியும் எனக்கு தமிழ் அவ்வளவு வராது நான் ட்ரை பண்ண நான் உன்னை காதலுக்கிறேன் என் கண்ணில் வந்து நின்று என்னை படித்தாய் என்னாகுமோ இரவில் வந்தது சந்திரனா என் அழகே வந்தது உன் இருப்பது வெண்ணிலா பகலில் இருப்பது சூரியனா என் அழகே உன்னிரு பார்வைகள் தான் உன்னி மகள் கூறிடும் ஆயுதனா என் உயிரே என்னை என்னை செய்கிறார்